வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வந்து குரு பயிற்சி சனி பயிற்சி பலன் சரிங்களா இதை வந்து நம்ம ஒரே ஒன்றா இணைந்து நம்ம பார்த்துருவோம் சரிங்களா அப்புறம் இன்னும் ஒரு கிளியர் பிக்சர் நம்ம என்ன சொல்ல போகிறோம் ரெண்டு ஏன் ஒவ்வொன்றா அங்கே போய் இங்கே போய் ஏன் தனித்தனியெல்லாம் பார்த்துக்க தேவையில்ல ரெண்டும் ஒரே ராசியில் பேர்ச்சியாக இருக்குது சனி ஏற்கனவே வந்து மகரத்துக்கு கொண்டு விட்டார் குரு வரும் நவம்பர் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது காலை ஆறு மணி அளவில் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார் அப்போனா குருவும் நீசமடைகிறார் மகர மகரத்திற்கு வந்து குரு நீசமடைகிறார் தன் வலுவை இழக்கிறார் ஆனால் இழந்த வலுவை சனியின் மூலமாக வலுப்பெறுகிறார் அதாவது எப்படின்னா ஒரு கிரகம் நீசம் பெறணும்னா அந்த நீசத்துக்கான பலன்களை கொடுத்துரும் கொஞ்சம் ரொம்ப நெகட்டிவாக போடுறது தனக்கு சாதகம் இல்லாத போய்ட்டு அதுவே கடைசியில் வந்து நெகட்டிவ் கொடுத்துட்டு ஒருத்தனுக்கு ஒரு ஆறாயிரரூவா பத்தாயிரரூவா வேலை போவோம் போனதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா வேலை கிடைக்கணும்னா போயிடுச்சு போனால் கஷ்டம் இல்லைங்க ஆனால் ஒரு இருபத்தஞ்சாயிரம் வாங்குறது இது ஒரு பாசிட்டிவ் தானே அந்த மாதிரி தாங்க உங்களுக்கு டைமு இந்த நீசம் பெற்றிருக்கிறாங்க இப்படி தான் உங்களுக்கு நீச பங்க ராஜ்யம்னு சொல்லுவோம் அது இந்த மாதிரி தான் நடக்கும் சரிங்களா இப்போ வந்து மேச ராசி மேஷ லக்கணக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்னு நம்ம பார்ப்போமா சரிங்களா மேஷ ராசிக்கு ஒரு பாவம் மேஷ ராசிக்கு வந்து முதல்ல சனி ஏற்கனவே பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி சனி வந்து பத்துலேயே இருக்கார் சரி நல்லது நல்ல விஷயம் அடுத்தது வந்து குரு ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி குரு அப்போனா ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி குரு பத்தில் போய் நீசம் பெறுகிறார் ஆரம்ப கட்டத்தில் தொய்வாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு காலகட்டங்களில் ஒரு நடுப்பகுதி அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா வந்து குருவும் சனியும் ஒரு கொஞ்சம் ரொம்ப நெருங்கிய பகையில் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் நான் சொல்லணும் குரு சனி குரு வந்து ஒரு விஷயம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதாவது அவர் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் பெரிய அளவில் தெரியாது ஆனால் நல்ல நல்லது செய்ய முயன்று முயன்று கொண்டே இருப்பார் அவர் பார்வைப்படும் இடங்கள் குருவுக்கு ஐந்து ஏழு ஒம்பது பார்வை இருக்குங்க சனிக்கு மூணு ஏழு பத்து பார்வை இருக்குது அப்போனா இந்த இரண்டு கிரகத்துக்கும் ஒரே ஒரு மத்தியமமாக ஒரே ஒரு கிர ஒரு இடத்த இரண்டுமே ஒன்று சேர்ந்து பார்க்கும் அந்த பாவம் அதீதமாக வேலை செய்யுங்க அந்த பாவத்தை கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகும் அதாவது அந்த விஷயங்கள் நீங்கள் எப்படியாவது ஈடுபட்டுருவீங்க உங்களுக்கு தசா புத்தியெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து இருந்துச்சுன்னு வைங்க கண்டிப்பாக அந்த பாவத்தால் உங்களுக்கு நன்மை தான் அந்த பாவத்தால் நீங்கள் எப்படி வேணாலும் ஆக்டிவேட் பண்ணலாம் ரொம்ப தீயராக இருந்தால் அது சார்ந்த தீய விஷயங்களையும் நீங்கள் அனுபவிக்க நேரிடும் பார்த்துக்கோங்க உங்கள் சுயஜாதகம் மிக்க மிக்க மிக மிக வலிமையாக இருக்கணும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்போனா குருவும் சனியும் ஒரே ஏழாம் பார்வையை ஒரே பாவத்தை பார்க்குது எந்த பாவத்தை பார்க்குது கடகம்ங்கிற பாவத்தை பார்க்குது சரிங்களா அப்போனா மேஷ ராசிக்கு மேஷ லக்கணக்கு நான்காம் பாவமாக வரும் அப்போ நான் பத்தாம் பாவம் நான்காம் பாவம் இதில் சார்ந்த பலன்கள் மிக அதீதமாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நான்காம் பாவம்னா என்னங்க தாயாரை குறிக்கும் வீட்டு வீடு வீடு கட்டுறது இல்லை வீட்டுக்கு இவ்வளோ ஆல்ட்ரேஷன் செய்யலாம் வீட்டை புதுசாக கட்டலாம் வீட்டில் இந்த மாதிரிலாம் ஒரு ஆரம்பிக்கலாம் அதெல்லாமே நான்காம் பாவம் புதுசாக வண்டி வாங்கலாம் வண்டிக்கு அவ்வளோ இது மாற்றணும் இந்த மாதிரி டிசைன் டிசைன் டிசைன் கொடுக்கணும் எல்லாம் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இருக்கிற வண்டியை விற்றுடலாம் இந்த மாதிரிலாம் ஐடியா இருக்குது இல்லையா இதெல்லாம் நாலாம் பாவம் பிறகு வந்து ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு படிப்பு படிக்கலாம் அந்த படிப்பு படிக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கலாம் இது எல்லாமே நான்காம் பாவம் ஒரு கலையை கற்பரும் நான்காம் பாவம் அப்புறம் ஒரு லேண்டு வாங்கி போடலாம் அப்புறம் வந்து அம்மாவுக்கு வந்துட்டு இவ்வளோ நாளாக ஹெல்ப் பண்ணாமல் இருக்கணும் அம்மாவுக்கு ஒரு விஷயம் செய்யலாம் அம்மாவுக்கு ஒரு ஃபேவராக செய்கிறது இது எல்லாமே நான்காம் பாவம் அப்புறம் உணவு சா உணவு சம்மந்தப்பட்ட துறையில் வந்து இயங்குதல் அது நான்காம் பாவம் வீட்டில் ஒரு புதுசாக ரொம்ப நாளாக வந்து ஒரு ஷோகேஸு இது எல்லாமே டச்சிங் மாற்றுவோம் இல்லையா வீட்டு அலங்காரம் பண்ணுறது எல்லாமே நான்காம் பாவங்க சரிங்களா அப்போனா இதன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அதீதமாக ஆர்வம் ஏற்படும் அப்போனா இதன் சார்ந்த விஷயங்கள் உங்களை நீங்களே அறியாமல் ஒரு ஃபேவர் அவங்க மூலியமாக கிடைக்கலாம் இல்லை நீங்கள் அதை செய்வீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ சில பேர் வந்துட்டு அம்மா வந்துட்டு இவ்வளோ பணம் கொடுக்கலாம் அம்மாவுக்கு இவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படியாவது நீங்கள் கொடுத்துருவீங்க ஏதோ மைண்டு மாதிரி நீங்கள் கொடுத்துருவீங்க நான்காம் பாவம் அப்படி தான் செயல்படும் பூர்வீகத்தில் போய் இருக்கலாம் அம்மா வீட்டில் போய் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த நான்காம் பாவம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் போய் இருப்பீங்க அப்புறம் பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் குருவும் சனியும் ஒன்றாக இருக்குது பத்தாம் பாவம்னா என்னங்க நீங்கள் செய்கிற தொழில் தாங்க அப்படின்னா தொழிலில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதீதமாக உள்ளது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் வேலைக்கு மாறுறீங்களா தாராளமாக மாறுங்க கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் சுயஜாதகம் திருப்பியும் சொல்கிறேன் சுயஜாதகம் வலிமையாக இருக்கும் டிரான்சிட் கோச்சாரம் மிக வலிமையான கோச்சாரமாக இருக்குது இந்த கோச்சாரம் உங்களுக்கு உதவும் சரிங்களா இருக்கிற அதாவது ஒரு நெகட்டிவ் ஸ்டார்டிங்கில் நெகட்டிவான பீரியடாக இருக்கும் ரொம்ப நெகட்டிவாக கொண்டு போவோம் பட் லேட்டர் பீரியடில் வந்துட்டு ரொம்ப அருமையாக கொண்டு அதாவது என்ன இப்படிலாம் திட்டி நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடும் இந்த நீச குரு நீசமானதுனால ஆனால் அதோட நல்ல சம்பளத்தோட நல்ல பதவியில் வேலை கிடச்சிடும் புரிஞ்சுக்கிட்டிங்களா பணம் குருவும் சனியும் இணைந்து பார்க்கும் பாவமும் இணைகின்ற பாவமும் மேன்மை பெறும் அதன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அதனால் நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுறங்கிற பொறுத்து இருக்குது சரிங்களா வேறு என்னங்க அப்போனா இப்போ வந்து குரு சனியும் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்துடுச்சு இப்படி தான் குரு பயிற்சி பலன் சனி பயிற்சி பலன் இதான் உங்கள் ராசிக்கு உங்கள் லக்கணத்துக்கு இதான் உங்கள் சுயஜாதகம் வலிமையாக இருக்குன்னு சொல்லிட்டேன் சரி இப்போ குரு வந்து பத்தாம் பாவத்தில் வந்து ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் பார்வை நான் சொல்லிட்டேன் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போனா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல என்னருங்க என்ன இருங்க இரண்டாம் இடம்னா நீங்கள் பேசும் பேச்சு உங்கள் பணம் பணம் உங்கள் குடும்பம் ஒன்று வந்து மனைவி வழியில் மனைவி வழியில் ஒரு பணம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று நீங்கள் பேசுகிற பேச்சால் நீங்கள் கன்சல்டேஷனாக இருந்தால் கன்சல்டண்ட்டாக இருந்தீங்க ப்ரோக்கராக இருந்தீங்கன்னா பேசியே நிறையா சம்பாதிச்சு தரலாம் பணம் வரத்துக்கான வாய்ப்பை அதிகமாக ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் குரு அதே குரு வந்து ஒன்பதாம் பாவத்தையும் பார்க்குறாரு ஒன்பதாம் பாவனை என்னங்க கடன் கடனையும் பார்க்குறாரு கடன் வழியாக பணம் வர வைக்கிறாரு அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க எதிரிகளை உருவாக்குறாரு சைடில் எதிரி ஒரு ஒரு பக்கத்தில் குருவும் சனி எவ்வளோ எவ்வளோ பாசிட்டிவ் குரூப் பாசிட்டிவ் பண்ணுறாரோ சனி அந்த பக்கம் நெகட்டிவ் பண்ணிகிட்டு இருப்பார் நான் அடுத்து வரேன் உங்களுக்கு சரிங்களா இரண்டுமே ஒன்று சென்றுடலாம் மனித வாழ்க்கை என்பது வந்து இன்பமும் துன்பமும் கலந்து இருக்கிறான் மாயக்குள்ளார் அகப்பட்டுக்கிட்டு வந்து நம்ம அதுக்குள்ளாரே போட்டுறது வந்து அது ஒன்றுமே இல்லை நம்ம நிறையா பாசிட்டிவ் மட்டுமே சொல்கிறோமே அப்படிலாம் இல்லை இப்போ பாருங்கள் குரு வந்து ஐந்தாம் பறவையாகவும் பார்க்குறது ஒன்பதாம் பறவையாக பார்க்குறது ஆறாம் பா ஆறாம் பாவங்கிறது என்னங்க கடன் நோய் அதாவது வேலை வேலையும் சொல்லுவோம் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இப்போனா பத்தாம் பாவமும் வலிமையாக இருக்குது ஆறாம் பாவமும் வலிமையாக இருக்குது வேலையில் மாற்றம் முருடி வேலைக்கான மாற்றம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஒரு வேலையை போயிட்டு இன்னொரு கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது உடனே என்னங்க வேலை போயிடுச்சு அப்படிலாம் கேட்காதீங்க வரும் கிடைக்கும் எங்கள் ஆறாம் பாவம் கடனை கடன் அதிகப்படுத்த செல செலவு எப்படி தெரியுமா அதிகப்படுத்துறாரு ரொம்ப ஆறாம் பாவம் கடன் அதிகப்படுத்த இரண்டாம் பாவம் பணம் வரும்னு நினச்சிக்காதீங்க பத்தாம் பாவத்தில் சனிக்கு வந்துட்டு மூணாம் பார்வை பத்தாம் பார்வைன்னு இருக்குது மூணாம் பார்வையாக பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு பன்னிரெண்டாம் பாவம்னா என்னங்க உங்களுக்கு செலவு விரைய செலவு பன்னிரெண்டாம் மூணாம் பார்வைனா உங்கள் முயற்சியின் மூலமாக நீங்களாம் வேணும்னே செலவு பண்ணுவீங்க தொழிலில் நாங்கள் மாறலாம் இங்கே இந்த இடத்துக்கு போகலாம் இந்த இடத்துக்கு போனால் வந்து எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும் இடம் மாறலாம் வீட்டிலேருந்து அங்கே போயிடலாம் வீட்டையே மாட்டிடலாம் அப்படின்னா இவ்வளோ செலவு பண்ண போயிடும் ஒரு நகரத்தில் இருந்து இப்போ கிராமத்துக்கு வரீங்க அது ஒரு பெரிய செலவு தானே ஷிஃப்ட் பண்ணுறீங்க இது எல்லாமே செலவு தானே இந்த மாதிரி செலவு வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது சில மருத்துவ செலவுகள் உறவினர் மூலமாக மருத்துவ செலவு எல்லாம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆறாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் அதிகமாக செலவு செயல்படுது பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிறையா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா கடன் கொஞ்சம் ஆறாம் பாவத்தை முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஆறாம் பாவம்னா என்னதுங்க ஆறாம் பாவம்னா வேலை அப்போனா ஆறாம் கடன் வந்து நீங்கள் வாங்காதீங்க இன்னொருத்தருக்கு ரொம்ப அவசியமான நிலையில் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பேங்க்கில் இப்படிலாம் லோன் வாங்கலாம் இப்படி லோன் வாங்கினா இப்படி கிடைக்கும் இந்த இடத்துல போய் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் மெடிக்கல் கிடைக்கும் இப்படி ஹெல்ப் பண்ணுங்கள் உண்மையில சொல்லப்போனால் இதெல்லாம் கன்சல்டண்ட்டாக பண்ணி இதன் மூலயமாவும் பண்ண வரும் அதனால் நீங்கள் டேரெக்டாக நல்லது தான் பண்ணுறீங்க சில பேர் வந்து இஷ்டத்துக்கும் கடன் வாங்கிட்டு ஒரு பெரிய பிரச்சனையில் போய் சிக்கிக்கிறாங்க சரிங்களா அதனால் அந்த அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிங்களா அப்போனா மூணாம் பாவம் அப்போனா சனி என்ன பண்ணுறாரு ஒரு மருத்துவ செலவையும் தேவையில்லாத விரைய செலவையும் கொண்டு வராரு பணத்தை பணத்தையும் சேமிக்கிறீங்க செலவும் பண்ணுவீங்க அடுத்த மாதம் அடுத்த வருஷம் ஃபுல்லாக சரிங்களா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க பாருங்கள் அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுவீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறேன்னு நினச்சிக்காரீங்க அடுத்து வந்து சனி வந்து பத்தாம் பருவியாக ஏழாம் பாவம் ப சனி பத்தாம் பருவம் எந்த பாவத்தை பார்க்க வைக்கிறாரோ அதன் ரீதியான விஷயங்களை பல உண்மை தன்மையில் வெளிக்கொண்டு வருவாருங்க உண்மை தன்மைனா ஓ அவங்க இப்படி தானா இதுதானே நாளா கொஞ்சம் தாமரப்படுத்துவார் அதுதான் உண்மை பத்தாம் பருவம் ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் நடக்கும் ஆனால் கொஞ்சம் தாமதமாகவும் கொஞ்சம் தள்ளி போகும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க நண்பர்கள் ஏழாம் பாவம் நண்பர்கள் நீங்கள் பார்க்குற கிளைண்ட்ஸு கஸ்டமரு இது எல்லாமே ஏழாம் பாரு ஏழாம் பாவம் சரிங்களா அப்படின்னா வந்து ஏழாம் பாம் சார்ந்து விஷயங்களும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் கிளைண்ட்டு கஸ்டமரு எல்லாமே ஜாக்கிரதையாக இருக்கணுங்க ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து ஏன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வெளியே வந்து நீங்கள் சண்டை போடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணுற ஒருத்தம் பேச்சு பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள் சரிங்க நம்ம எல்லா பேச்சும் சொல்லிட்டோம் அப்படியே ராகு கேது பேச்சும் அப்படியே லைட்டாக சொல்லிட்டு போயிடுவேன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல ராகு இருக்குது ஏற்கனவே நான் இந்த ராகு கேது பேச்சு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் இரண்டாம் இடத்துல ராகு இருக்குது பாருங்கள் ராகு என்ன பண்ணுறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அதுலேயும் என்ன சொல்லியிருப்பேன் பணத்தை காலி பண்ணிகிட்டு தான் இருக்காது பேச்சில் கவனமாக இருங்க பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பார்ட்னர்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க பணம் வரும் பணத்தை நீங்கள் செலவு நீங்கள் தான் செலவு பண்ணுவீங்க தானாக செலவாகும்னு நான் சொல்ல நீங்களே அதை பண்ணலாம் இதை வாங்கலாம் இதை வாங்கலாம் அதீதமான ஆசை ஏற்பட்டு நீங்களே செலவு பண்ணுவீங்க அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக நல்லது பேச்சுவார்த்தையெல்லாம் கவனமாக இருங்க சரிங்களா எனக்கு தெரிந்து கொண்டு ஒரு எழுபது எழுபது டு எண்பது சதவீதம் ஒரு நல்ல அருமையான காலமாக தான் இருக்குது மேஷராசிக்கு மேஷ லக்கணக்காரர்களுக்கு சரிங்களா நான் எந்த குரு பார்க்கும் பாவத்தையும் அதெல்லாம் வந்து நீங்கள் பாசிட்டிவாக செயல்படுத்திக்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா வேறு ஏதாவது கேள்விகளை இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவ ஓம்